一万一万一万，哇哇哇！ வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்கணும்னு நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஆஃபீஸில் இருந்து டயர்டாக வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை அன்போடு அழைக்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட வீட்டில் இருக்கிற அந்த நாலு கால் பிராணி வால் ஆடிக்கிட்டே வரும் ஆனால் கண்மூடித்தனமாக பாசம் காட்டுற நாய்கள்கிட்ட இருந்து நம்ம ஏன் அழகை எதிர்பார்க்குறோம் டாக் ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வளர்ந்துக்கிட்டு வருது நம்ம நாய்களில் ஜாதி நாய்களை பார்க்கறதுக்கு காரணங்கள் என்ன நிறைய பேர் ஏன் ப்ரீடட் டாக்ஸ் வாங்குறாங்கன்னா மெஜாரிட்டியாக அது எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு தான் ஏன்னா நாட்டு நாய்ங்கிறது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தட் அது வந்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது பட் அது நெசசரி கிடையாது அவங்களுக்கு மற்றவங்க பார்க்கும்போது அது அழகாக தெரியணும் அதுதான் மெயினாக அவங்க பார்க்குறாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு ப்ரீ டாக்ஸ் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கௌரவம் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குது ஸோ அதனால் அவங்க ப்ரீடாக் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஜாதி நாய் வாங்கணும்னு நினைக்க கூட வரவங்களாம் அதான் கேட்குறாங்க என்னையும் கூட டென்ஷன் ஏற்றுறாங்க இதே உங்களை பராமரிக்க முடியலன்னா ஜாதி நாய் எப்படி பார்த்துருக்கணும்னு கேட்டிருக்கிறேன் நம்ம ஒரு சின்ன வீடு இருந்தாலும் அதுக்குள்ளே நாட்டு நாய் வச்சு வளர்க்க முடியும் ப்ரீட் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பேஸ் வேணும் ஒரு ஈஸியாக வளர்க்கலாம் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை செலவு இல்லை ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற நார்மல் ஃபுட்டு அண்ட் அவங்களோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கோட் மெயின்டெனன்ஸ்லாம் தேவைப்படாது முதல்ல நம்ம நாட்டு நாய் அது அது எவ்வளோ அஃபெக்ஷன் கொடுக்குது அது எவ்வளோ லாயலாக இருக்குதுங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி த சேம் பட் அட் த சேம் டைம் பிரீட்ஸ் வேணாம்னு சொல்லலை பட் uh, அது அன்னெசரியாக ப்ரீடிங் பண்ணி uh, அந்த காசு கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது வென் நம்மளுக்கு இவ்வளோ ஏற்கனவே இருக்குது அண்ட் வென் தேர் ஈக்குவலி ஸோ குட் வி டோன்ட் ஹாவ் டு நெசசரி ப்ரமோட் தட் ப்ளூ கிராஸ்ல ஐ திங்க் எவ்ரி டே எவ்ரி டே நம்ம வந்து நிறைய நிறைய பப்பீஸ் எடுத்துகிட்டு வராங்க இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட் uh, அந்த பப்பி வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த பால் குடிச்சு அந்த இம்யூனிட்டி அவங்க எடுக்கணுங்கிறது இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அது புரியாமல் அது வந்து அவங்க வந்து தே திங்க் தட் தேர் டூயிங் அ குட் டீட் அண்ட் அவங்க வந்து தாய்கிட்டேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கிட்டே சொல்கிற பீடிங் பிரிக்காதீங்க தாய்க்கிட்டேருந்து அதுவும் தாயும் கஷ்டப்பட வேதனையோட அது பால் கட்டி அது கட்டி இந்த குட்டிங்களும் கொஞ்சம் டல்லாக ஃபீலிங் வச்சிடும் அம்மாவோட ஃபீலிங் இல்லாத ஏங்கிடும் அதுவும் சொல்லியிருக்கிறோம் அப்படியே மீறி எடுத்து வந்து தராங்க பட் ஹூவர் வி ஹேவ் யூர் வி ட்ரை டு லைக் அவங்களுக்கு கொடு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு வி ட்ரை டு கெட் தம் ஹோம் இங்கே இருந்தால் அவங்க எப்படினாலும் கஷ்டப்படுவாங்க தே நீடு ஹோம் அன்பு கிடைக்காது அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டுகிட்ட தான் ஜவம் பண்ணுறேன் சப்பா அது நல்லா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வீடு கிடைக்கணும் அது போகிற இடம்லாம் நல்லா சந்தோஷமாக அதுங்க இருக்கணும் அன்பாக தாயோட தாய்க்கு மேலேயே வீட்டில் போய் நல்லா தாயாக நினச்சி இருக்கணும்னு தான் வேண்டி நிற்கிறேன் ஓகே இப்போ அடாப்ஷனுக்கு அங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேல் பப்பீஸ் கேட்டுட்டு வருவாங்க ஃபீமேல் பப்பீஸ்னு பற்றின அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மக்கள் மத்தியில் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா ஃபீமேல் பப்பீஸ்னால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் வருவாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியல ஃபீமேல் வேணாம்னு சொல்லாதீங்க ஆஃப்டர் ஸ்டெரிலைசேஷன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் வில் பி த சேம் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இல்லைனா ஃபீமேல் டாக்ஸ் வந்து ஹீட்டுக்கு வரும் அந்த டைமில் மேல் டாக்ஸ் அவங்க பின்னாடி வருவாங்க அது நமக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம் இன்கேஸ் நமக்கு தெரியாமல் மேட் ஆகிடுச்சுன்னா குட்டி போட்டுரும் மேல் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணலைன்னா தேல் ரன் அரவுண்ட் த ரோட்ஸ் தேல் இன் சர்ச் ஆஃப் மேட் அப்போ என்ன ஆகும்னா நம்ம கட்டி வச்சோம்னா தேல் கீப் ஆன் க்ரையிங் சம்டைம்ஸ் தே வில் பிகம் ஃபெரோஷியஸ் வாலண்டியர்ஸ் வந்து அங்கே வர்றவங்களுக்கு தே ட்ரை டு கவுன்சில் தெம் அண்ட் ஓவர் தி இயர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பட் இனிஷியலாக ஒரு மென்டாலிட்டி இருக்குது மக்கள் மத்தியில் ஜாதி டைம் ஜாதி மனுஷங்களே ஜாதி இல்லை ஜாதி பார்க்கறது நோ ஜாதி நாலு கால் தான் நாலு கால் தானே என்ன நாய் வந்து ஸ்ட்ரென்த்து மழை வெயில் எல்லாத்துக்கும் தாங்கும் அந்த வெளிநாட்டு நாயை வாங்கி நம்ம செலவு பண்ணுறதுக்கு நம்ம நாட்டு நாயே வாங்கி நம்ம வச்சுக்கலாம் பட் ஃபைனாலும் ரெண்டுமே ஒரே பாசம்தான் ஒரு பப்பி எடுத்து கொடுக்கும்போது அந்த பப்பியோட ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு ஆயிருக்கும் பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஓகே அது ஃபைனலாக அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு நல்ல வீட்டில் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கு லவ் கொடுப்பாங்கன்னு தெரியறது இஸ் லைக் uh, ஒரு இட் ஃபீல்ஸ் லைக் அ மாம் ஃபார் தட் மூமெண்ட் எடுத்து கொடுக்குற போது நம்ம கிட் வந்து ஏதோ பெரிய பிளேஸ் போகிற மாதிரி இட் இல் ஃபீல் இட் இட்ஸ் அ ரியலி குட் ஃபீலிங்